ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ரம்மி சர்க்கிள் டாட் காமில் வந்துட்டு எப்படி ரம்மி விளையாடுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்றத நான் ஒரு ஒரு டூ மேட்சஸ் விளையாண்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அதில் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்றத ஸோ இது எல்லாமே ட்ரூ தான் ஸோ ரம்மி சர்க்கிள் அப்படின்றது வந்துட்டு விளையாடலாம் விளையாண்டா வந்துட்டு காசு ஜெயிக்க முடியும் பட் இருந்தாலும் வந்துட்டு அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது சரியா ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் நான் ஸோ ஃபஸ்ட்டு லாக்ஆன் பண்ணுங்கள் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால நான் டேரெக்டாக லாகின் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்துட்டு லாகின் பண்ணியாச்சு ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இது சம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கேஷ் வந்துட்டு ஆட் பண்ணோம் ஸோ இங்கே காட்டுது பாருங்களேன் ஸோ ஆட் கேஷ் ஸோ இங்கே போய்ட்டு கேஷ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும் நம்ம அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஸோ இதுதான் ஸோ என்ன அமௌண்ட் வேணுமோ நம்ம இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு ஆன்லைன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் ஸோ ஆல்ரெடி என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது ஸோ அதை அதை வச்சு நம்ம ப்ளே பண்ணுவோம் ஸோ நம்ம வந்துட்டு ஆறு பேர் வேண்டாம் ஒரு அதாவது எப்படி விளையாடலாம் அப்படின்னா வந்துட்டு ஆறு பேர் கூட விளையாடலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு பேர் கூட விளையாடலாம் அதாவது நம்ம இன்னொருத்தர் ஸோ ரெண்டு பேர் இல்லை வந்துட்டு ஆறு பேர் நம்மளோட சேர்த்து ஆறு பேர் மொத்தமாக ஸோ இவ்வளோ பிளேயர்ஸோடு விளையாட முடியும் நம்மளால் ஸோ டோட்டலாக மொத்தம் வந்துட்டு த்ரீ வெரைட்டிஸில் இருக்கும் ஸோ எப்படி அப்படின்னா வந்துட்டு பாயிண்ட் ரம்மி ஒன்று பூல் ரம்மி ஒன்று டீல் ரம்மி ஒன்று டீல்ஸ் வந்துட்டு ஸோ பாயிண்ட் ரம்மி இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் பாயிண்ட் ரம்மின்றது என்னென்னா வந்துட்டு இப்போ பாயிண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ஒன் ருப்பி வச்சு விளையாடுறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு ஒன் ருப்பி அப்படின்னா ஸோ டோட்டலாக வந்துட்டு எயிட்டி பாயிண்ட்ஸு ஒரு மேட்ச்சுக்கு அதாவது ஒரு ஃபுல் கொடுத்தோம்னா வந்துட்டு நமக்கு எயிட்டி எயிட்டி ருபி வந்துட்டு போயிடும் சரியா புல் ரம்மின்றது வந்துட்டு ஸோ நம்ம நார்மலாக விளையாடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ரம்மி இது எப்படின்னா வந்துட்டு ஒன் ஜீரோ ஒன் புல் ரம்மின்னு ஒன்று இருக்குது ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு டூ நாட் ஒனில் ஒன்று இருக்குது ஸோ ரெண்டு கேட்டகரியில் பிரிச்சுருக்காங்க ஸோ ஒன் நாட் ஒன்றுன்றது வந்துட்டு ஒன் நாட் ஒன் வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு அவுட்டு ஸோ என்ன எந்த அளவுக்கு நீங்கள் அமௌண்ட் போட்டு விளையாடுறீங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும் டூ uh, நாட் ஒன்னா வந்துட்டு டூ நாட் ஒன் எடுத்ததோ இல்லை போகும் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டீல் ரம்மி ரெண்டு டீல் ஆறு டீல் ஆறு டீல்னால் ஆறு பேர் விளையாடுவாங்க ஆறு அதாவது வந்துட்டு ஆறு பேர் விளையாண்டு அதில் நீங்கள் வந்துட்டு அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தால் தான் வந்துட்டு அந்த ஆறு பேரோட காசும் உங்களுக்கு வரும் இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு போயிடும் ரெண்டு பேரோட விளையாடும் போதும் அப்படி தான் ஸோ ரெண்டு ரெண்டு மொத்தமாகவே வந்துட்டு ரெண்டு டீல் தான் அதாவது ரெண்டு தடவை தான் விளையாட முடியும் ஸோ அந்த ரெண்டு தடவைக்குள்ளே நீங்கள் வந்துட்டு வின் பண்ணணும் அவரோட பாயிண்ட்ஸ் அடித்து நீங்கள் பிடுங்கிட்டீங்க நீங்கள் ஒரு பாயிண்ட் அவரை விட அதிகமாக இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் வின் பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பாயிண்ட் ரம்மி விளையாடலாம் பாயிண்ட் வேல்யூஸ்லாம் அதிகமாக இருக்குது நம்ம வந்துட்டு கம்மியாக வச்சு விளையாடுவோம் five rupee three rupee one rupee so இதில் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ எவ்வளோ பேர் விளையாடணும் அப்படின்றத இப்போ வந்துட்டு நம்ம ஒன் ருப்பி ரெண்டு பேரோட விளையாடுறோம் ஸோ அதுதான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு பார் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு பிளேயர் வந்துட்டார் ஸோ டோட்டலாக ரெண்டு பேர் தான் ஸோ இதுதான் டேபிள் ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்டு வந்துடும் தேர்ட்டின் கார்ட்ஸ் இருக்கும் ஸ்பாட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட் ஆகிக்கும் ஓப்பன் ஜோக்கர் ஜோக்கர் வந்துட்டு ஃபோர் ஸோ நம்மக்கிட்ட ஃபோர் அப்படின்ற வாய்ப்பே இல்லை ஸோ அதனால் இப்போது இந்த மேட்ச் வந்துட்டு விளையாண்டோம் அப்படின்னா வந்துட்டு டெஃபினட்டாக வந்துட்டு நமக்கு டாஸ் போய்டும் ஃபுல்லு தான் கொடுப்போம் அப்படி இல்லைனா ரம்மி அடிஷ்னல் ரம்மி செய்கிறோம் அதுங்காட்டி அவர் முடிச்சிடுவார் ஆப்போசிட்டில் இருக்கிறவர் ஸோ டிஃபிகல்ட் அப்படின்றதுனால ட்ராப் பண்ணலாம் ட்ராப் பண்ணால் வந்துட்டு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் போகும் ஸோ டுவெண்ட்டி ருப்பி வந்துட்டு நமக்கு போயிடும் நாங்கள் பாருங்கள் ஸோ மிடில் ட்ராப் பண்ணால் வந்துட்டு ஃபார்ட்டி ருப்பி போகும் அதாவது ஆஃப் ட்ராப் வைக்கிறோம் இல்லையா ஸோ அதனால் ஃபார்ட்டி ருப்பி போயிடும் ஸோ அந்த பிளேயர் வந்துட்டு போயிட்டார் ஒருத்தர் வந்திருக்காரு ஸோ ஓப்பன் வந்துட்டு நமக்கு அதாவது பெரிய கார்டு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் வந்துட்டு ஓப்பன் வரும் ஸோ இப்பையும் வந்துட்டு நமக்கு ஜோக்கர் அப்படின்ற வாய்ப்பே இல்லை கஷ்டம்தான் மேட்சும் நம்ம ட்ராப் தான் வைக்கணும் வேறு வழி இல்லை விளாண்டா வந்துட்டு வின் பண்ண முடியாது பாருங்களேன் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபார்ட்டி ருப்பி போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு அவரே தான் இருக்கார் அவர் போகலை ஸோ அவர் கூடவே தான் நம்ம விளையாட போகிறோம் ஸோ இப்போ ஒரு ஜோக்கர் வந்திருக்கு ரம்மி இருக்கான்னு பார்க்கலாம் ஸோ ரம்மி இல்லை ஜோக்கர் மட்டும்தான் வந்திருக்கு பட் ரம்மிக்கான சான்சஸ் இருக்குது ஹேஷ் போட்டிருக்காரு பட் அது நமக்கு தேவையில்லை அதனால் வந்துட்டு நம்ம உள்ளே போயிருக்கோம் ஸோ டென் வந்திருக்கு diamond ten actually rummy order என்னன்னு பார்த்தீங்கன்னா டென் ஜாக் குயின் இதுதான் வந்துட்டு ஆர்டர் ஸோ நம்ம இந்த குயினை டிஸ்கட் பண்ணலாம் டிஸ்கார்ட் பண்ணியாச்சு நம்மகிட்ட ஒரு ஜோக்கர் இருக்குது ஸோ அந்த ஜோக்கரை வந்துட்டு நம்ம இங்கே வைக்க போகிறோம் வச்ச உடனே கார்டு வருது நைஸ் ஸோ நமக்கு ரெண்டு கார்டு இப்போ சேர்ந்துச்சு எயிட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம் கிட்ட வந்துட்டு அவர் எடுத்துட்டாரு நமக்கு தேவையில்லை அதனால் நம்ம உள்ளே போயிட்டோம் செவன் வந்திருக்கு தேவையில்லை ஃபைவ் தான் ஜோக்கர் அதனால் செவன் போடலாம்னு சொல்லிட்டு போடுறேன் இப்போ பாருங்களேன் மணி அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடாது இங்கே பாருங்கள் இப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கார்டை ரெடி பண்ணி வச்சா தான் வரும் இதுக்கு முன்னாடி அவர் அவர் வந்துட்டு டிக் அடிச்சிட்டாரு அப்படின்னா வந்துட்டு அவருக்கு காசு போயிடும் ஸோ இதில் வந்துட்டு ஒரு அங்கே பாருங்கள் சொன்ன மாதிரி அவர் டிக் அடிச்சிருக்காரு பாருங்கள் கொடுத்தாச்சு இப்போ நான் ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபிஃப்டீன் ருப்பி போயிடுச்சு அவருக்கு போய் சேர்கிற டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு twelve point seventy five rupee வந்துட்டு போயிருக்கு அதாவது twelve rupee seventy five paise போயிருக்கு நான் ஃபிஃப்டீன் ருப்பி கொடுத்துருக்கேன் ஸோ பேலன்ஸ் வந்துட்டு எங்கே போகும் அப்படின்னா வந்துட்டு அந்த ரம்மி சர்க்கிளோட கம்பெனிக்கு போகும் ஸோ இப்படி தான் மாற்றி மாற்றி வந்துட்டு நம்ம விளையாண்டுக்கிட்டே இருப்போம் சரியா ஒரு ஆசையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளையாண்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் வந்துட்டு ஒரு ஒரு தடவை தோக்கும் போதும் வின் பண்ணும் போதும் வந்துட்டு கம்பெனி காசு எடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பெனிக்கு மட்டும்தான் காசு போகுது நமக்கு எந் எந்த ஒரு யூஸும் கிடையாது இதில் சொல்லப்போனால் ஸோ ரேர் எப்போயாவது ஒரு தடவை வந்துட்டு ஒரு ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் இப்போ நூறுரூவா போட்டிங்கன்னா ஒரு ஐநூறுரூவா வரும் வரும் அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு நூறு ஒரு ஹண்ட்ரட் ருபி வந்துட்டு அதிகமாக வரும் திரும்ப அந்த ஹண்ட்ரட் ருபி போயிடும் இப்போ அவர் ட்ராப் வச்சுட்டாரு எனக்கு அந்த செவன்ட்டி ருபி வந்துடுச்சு அதாவது டுவெண்ட்டி எனக்கு வந்திருக்க அமௌண்ட் வந்துட்டு செவன்டீன் வந்திருக்கு ஸோ பேலன்ஸ் வந்துட்டு நம்ம சர்க்கிள் கம்பெனிக்கு போயிடுச்சு ஸோ இப்படி தான் இப்போது இப்போ நான் ரெண்டு தடவை ட்ராப் வச்ச மாதிரி இப்போ அவர் வச்சுருக்காரு ஒரு தடவை வச்சுட்டாரு இப்போ நமக்கு கொஞ்சம் கார்டு சேர்ந்துருக்கு சிக்ஸும் வேணும் ஃபைவ் தான் ஜோக்கர் ஸோ சிக்ஸ் எடுத்து இங்கே வச்சுப்போம் சிக்ஸு டிஸ்கட் பண்ணிடலாம் ஃபைவ் தான் ஜோக்கர் ஸோ சிக்ஸ் நம்ம தைரியமாக பண்ணலாம் அவர் எடுக்க மாட்டார் ஸோ நமக்கு இப்போ வந்துட்டு ஒன் கார்ட் த்ரீ வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு செய்யலாம் ஜாக் வந்திருக்கு அது வேண்டாம் ஸோ இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கெலாம் வந்துட்டு டென் பாயிண்ட்ஸ் போகும் நைன் போட்டிருக்காரு செட் ஆகுது பட் ஆனால் அது நமக்கு தேவையில்லை நம்ம வந்து டைரெக்டாக டிக் வருமா அப்படின்றத பார்க்கலாம் ஸோ செவன் வந்திருக்கு அதுவும் நமக்கு தேவையில்லை ஜென்யூனாக நம்ம வந்துட்டு ஜென்ரலாக விளாண்டா வந்துட்டு இப்படி தான் இருக்கும் கேம் சிக்ஸு சிக்ஸும் வந்துருக்கு முடிஞ்சிச்சு இப்போது இது பார்த்திங்களா இதுக்காக நம்ம ஒரு ஜோக்கர் வச்சுருந்தோம் பட் அந்த கார்டே வந்துருச்சு அதனால் அந்த ஜோக்கர் எடுத்து நம்ம த்ரீக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ ஃபினிஷ் கொடுக்குறோம் so correct six seven eight இருக்குது டென் ஜாக் குயின் கிங் இருக்குது கரெக்டு செவன் எயிட் நைன் இருக்குது ஸோ டிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு கார்டு செக் பண்ணிக்கணும் எதனால் அப்படின்னா வந்துட்டு ராங் டிக் அடிச்சிட்டா வந்துட்டு நமக்கு ஃபுல் பாயிண்ட்ஸ் போயிடும் ஸோ கரெக்டாக இருக்குது நம்ம டிக் அடித்தாச்சு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு அவர் ஸோ நமக்கு டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபோர் பைஸே வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிறைய ஜோக்கர் நம்மக்கிட்ட இருக்குது பட்டு ரம்மிக்கான சான்சஸே இல்லை நம்மக்கிட்ட அவர்கிட்ட ஜோக்கரே இல்லை போல் இருக்குது அவர் வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டாரு கேமை ட்ராப் பண்ணிட்டாரு ஸோ நம்ம வெளியில் வந்துட்டோம் நான் என்ன அமௌண்ட்டோட போனேன் அப்படின்னா வந்துட்டு டூ ஃபிஃப்டி செவன் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் டூ ஃபிஃப்டி செவன் இருந்துச்சு இப்போ வந்துட்டு டூ சிக்ஸ்டி ஒன் இருந்திருக்கு ஸோ இந் இவ்வளோ நேரம் வந்துட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் மேட்சஸ் நம்ம விளையாண்டோம் ஸோ இதில் வந்துட்டு தான் பத்து ரூபா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள் ஸோ இது வந்துட்டு ஈஸி கிடையாது ரொம்ப டிஃபிகல்ட் இது ஸோ கேர்ஃபுல்லாக விளையாடணும் ஆசையில் நம்ம விளையாண்டுக்கிட்டே இருப்போம் ஸோ ஆப்போசிட்டில் இருக்கவர் வந்துட்டு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் கோவப்பட்டாலும் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அவர் நம்மகிட்ட ஜெயிச்சுட்டு கொண்டு போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட விட்டுருவார் ஸோ திரும்ப இல்லைனா நம்மகிட்டே கொண்டு வந்து விடுவார் ஸோ ஒரு ஒரு தடவை நம்ம ஜெயிக்கும் போதும் தோக்கும் போதும் வந்துட்டு ஸோ அந்த ரம்மி சர்க்கிளோட கம்பெனி தான் வந்துட்டு காசு எடுத்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ மொத்த காசுமே வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்துட்டு அவங்க எடுத்துப்பாங்க பட் உங்களுக்கு வந்துட்டு இப்போ நூறுரூவா போட்டு இரநூறுவா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அக்கௌண்ட்டுக்கு வரும் இது எல்லாமே ட்ரூ தான் பட் ஆனால் அந்த ஜெயிக்கிறதுல இருக்க டிஃபிகல்ட்டிஸ் ரொம்ப கஷ்டம் நிறையா இருக்குது டிஃபிகல்ட்டிஸ் சரியா ஓகே தேங்க்யூங்க